ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கான கடன் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா லைக் பட்டன் ஒன்று இருக்கும் அதை வந்துட்டு தொட்டு லைக் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ கமெண்ட் பண்ண வந்துட்டு கமெண்ட் பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு சும்மாவே இருக்கும் அதனால் வந்துட்டு ஐநூறு கமெண்ட்டை போட்டு விடுங்க ஓகேவா ஸோ க்ளூவில் போட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னு வந்துட்டு மறந்துட்டு பார்த்தீங்களா ஆடம் பஸ்ஸஸ் ஒரு பிளேயரோட ஓகேவா ஸோ ஆடம் நம்ம ஃப்ரெண்டோட வந்துட்டு ஒரு ஒன் வர்சஸ் ஒன் கைஸ் போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்க ஓகேங்களா என்னடா வந்துருக்கு அப்படின்னு வந்துட்டு பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் மேட்ச் பூராவே ஆடமும் ஒரு பிளேயர் அப்படின்னு வந்துட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ கேரக்டர் சில்லு கூட ஆன் ஆகிருக்குது அவன் வந்துட்டு அடிப்பான் நம்ம வந்துட்டு அடிப்பான் என்னடா பார்த்துட்டு யாருக்குமே தெரியாதே ஓகேவா ஸோ அவன் வந்துட்டு லைட்டாக அடித்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு டேமேஜ் போயிடும் அப்படிங்கும்போது நான் எப்படிலாம் க்ளூவால் போட்டு தப்பிக்க அப்படின்னு வந்துட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ எப்படி க்ளூவால் போடுறேன்னு பாருங்கள் என்னடா செய்கிறேன் அங்கிட்டு கிட்டு தாவிக்கிட்டே இருக்கடா அடி அடிக்க மாட்டேங்கடா அடிக்க மாட்டேங்க நம்ம தான்டா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எனக்கு போது என்ன நடக்குது அப்படின்னு தெரில நம்ம வேறு போட ஆட்டம் தான்டா கிங்கு அழகுலாம் வேஸ்ட்டுடா இப்போ வர அடியை மட்டும் போகிற ஆட்டம் கெத்த மட்டும் போகிற ஆட்டம் தான்டா அழகு அடியை மட்டும் அடி அடி அடி அடி அடி அடி அடி அட்டி போட்டு வேற லெவல் இது வந்துட்டு அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும் ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது ரவுண்டு கைஸ் ரெண்டாவது ரவுண்டு வந்துட்டு நெட் பக் ஆகிட்டு ஸோ ரவுண்டை போட்டு உட்காந்தாச்சு அவன் வந்து அடிச்சிடக்கூடாதுன்னு அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் ஆகிட்டான் அதனால் வந்துட்டு ரவுண்டை போட்டு உட்காந்தோம்னா அடிக்காமல் வெளியே போயிட்டான் ஓகேவா ஸோ அடிச்சாச்சு போட்டு போடணும் அடிச்சாச்சு என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணிருங்க போட்டு அழுத்து நம்மளும் பே ஏறி தான் வரணும் இனிமே தான் ஏற விட்டணும் நம்ம ஏறியே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசியில் நம்ம வந்து விளாண்டுட்டு இருப்போம் ஓகேவா ஸோ கைஸ் ரெண்டாவது ரவுண்டு ஜெயிச்சாச்சு கைஸ் மூணாவது ரவுண்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பாருங்க குளோவில் போட்டு ஏறலாமா ஏறலாமா ஏறியாச்சு ஏறியாச்சு ஏறியாச்சு ஏறியாச்சு ஏறியாச்சு ஆ எங்கடா போனேன் ஆளை காணுமாடா எம்டனையும் இழும்பியை கொண்டு அழுத்ததுக்கு வேண்டி வேகமாக வந்துட்டு இருக்கேன் எங்கே போனான்னு தெரியலையே எங்கே போனான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் அந்த போகிறான் பாருங்க எங்கே ஓட்டிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா டா பாவி நான் இங்கே தான் இருக்கா பைத்தியக்காரன் இங்கே இருக்கேன் இப்போ பாரு இப்போ பாரு எதிர்பார்க்காத சாட்டு கொடுக்க உனக்கு எதிர்பார்க்காத சாட்டு இதெல்லாம் நாங்கள் இதுவும் செய்வோம் அடி அட்டை அழுத்த பார்த்தீங்களா வேற லெவலில் உள்ள சும்மா கிடையாது வேற லெவலில் அழுத்துவோம் இது மட்டும் இல்லை வேறு லெவலில் கூட அழுத்துவோம் இது விட வேறு அழுத்து இனிமேல் வரப்போகுது கைஸ் இந்த அழுத்த விட வேறு லெவலில் அழுத்தலாம் வரப்போகுது ஸோ எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாருங்க ஓகேவா இந்த யூஎம்பி வச்சுட்டு இப்போ ஒரு அழுத்த போட போகிறோம்னுங்க ஆட்டி அஜோஜோ பதினொன்று பதினொன்றா போதே அஜோஜோ அசிங்கப்படுத்தாதடா வீடியோவில் போடுறா கண்டா அசிங்கப்படுத்தாதா அட்டி பட்டனை போட்டு அழுத்தி இழுத்து தூக்கு அடி அடி அடி அடி அஜோ அஜோ அஜோ எனக்கு போது அடி அஜிஜோ மண்டை கட்ட மாட்டேங்கான மண்டையை கட்ட மாட்டேங்கான் எங்கெல்லாம் குழுவால் விழுது அஜிஜோ பதட்டத்தில் என்னென்னமோ நடக்குது டே இருடா அடி அப்பா எப்பா எப்பா சை என்னென்ன பதட்டப்படுத்துகிறான் ம் ஒரு இடத்துல நிற்கானா பாருங்க அங்கிட்டு கிட்டு துள்ளி குதிச்சுட்டே இருக்கான் போட்டு அஜோஜோ ஐயோ மாற்றா மண்டையில் ரீலோடு பண்ணிக்கிட்டே இருக்கான் யாரா இப்படி அடிச்சுக்கிட்டேடா பயம்படுத்துறான் கைஸ் ரொம்ப பயம்படுத்துறான் சரி வெடிக்கிட்ட போடுவோம் ரொம்ப பதைய பதட்டப்படுத்தி விட்டுட்டான் சரி ரைட்டு வெடிக்கிட்ட போடுவோம் கிடைக்கிட்டு இருறா குளோவில் வேறு ஃபோன் வேறு திங்க் ஆகிட்டே இருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி ரைட்டு குளோவில் போட்டாச்சு ஓகேவா ஸோ அப்படியே வந்து குளோவில் போட்டு அப்படியே வரோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வேற லெவலில் ஒன்று வருஷம் போயிட்டு இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்குது எனக்கு வந்து வேறு லெவலில் அங்கிட்டு தான் இருக்கானா அடா பாவி இது தெரியாமல் இங்கிட்டு பார்த்துட்டு இருந்திருக்கேன் மேட்ச் இப்போ தான் கைஸ் பார்க்க மேட்ச் நடக்கும்போது பார்க்கவே இல்லை ஸோ அடித்தாச்சு அங்கிட்ட ஒரு அழுத்த அழுத்தாச்சு அப்படி போடு வேற லெவல் அப்படி போடு ஹெட்டு தான் எல்லா அடியும் வேறு லெவலில் ஹெட் விழுந்தாச்சு வேறு லெவல் தான் ஸோ குளோவில் போட்டு அப்படியே போட்டு போட்டு ஏறி ஏறி வந்துகிட்டே இருக்கும் எங்கடா இனிமே நம்ம தாண்டா வேகமாக முதல்ல வந்து தொலைறோம் அவன் வரானா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது எங்கடா அந்த டப்பாக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த குப்பையை பிறக்கிறதுக்கு சரி ரைட்டு குப்பையை புறக்கி தொலை உனக்கு குப்பையை பிறக்கு தான் ஆசையாக இருக்கணும் குப்பையை பிறக்கு சரி ரைட்டு குப்பையை பிறக்கிட்டேடா பா பா பா பா பா வெயிட்டிங்கடா அழுத்துறதுல என்ன வெயிட்டிங் அப்போ இப்படி அழுத்தக்கூடாது இல்லை பதட்டப்படுத்திட்டானா கைஸ் பதட்டப்படுத்திட்டான் சரி ரைட்டு வெடிக்கிட்ட போடுவோம் எல்லா இடத்துலையும் பட்டத்தை போடுறது நம்மளாக தான் இருக்குது ஏன்னா நம்ம ஆட்டம் வச்சுருக்கோம் கைஸ் ஆட்டம் வச்சுருக்கோம் அது ஒன்றுமே கேரக்டர் ஸ்கில் வந்துட்டு இன்னும் ஓகேவா ஸோ ஒரு கேரக்டர் ஸ்கில் கூட இல்லை அப்படி வச்சு விளாண்டுட்டுருக்கோம் லைட்டாக டேமேஜ் கொடுத்தாலும் மெடிக்கிட்டு மட்டும் தான் நம்மளுக்கு பவர் அது ஒரு ரெண்டே மெடிக்கிட்டு தான் இல்லைனா அதுக்கு ஒரு அதுவும் இல்லைனா மோஸ் மோசமாயிரும் ஸோ அப்படி வந்துட்டு அடிச்சு வச்சு விளாண்டுட்டுருக்கோம் இங்கே நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு அடமிச்சு அடித்தனால பெரிய பிளேயர்லாம் கிடையாது வெறும் அல்ட்ரா பாட்டு என்கிட்டே அடி வாங்கியிருக்கானா அவன் எவ்வளோ பெரிய அல்ட்ரா பாட்டுன்னு வந்துட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்த அடுத்த அடிச்சு அடிச்சு போடு பாருங்க பாருங்க பாருங்க போட்டு போடு ஐயோ ஐயோ அடி போட்டு அது அப்பா அப்பா ஐயோ ரொம்ப பதட்டப்படுத்துகிறானே ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ எங்கடா இருக்க எங்கே இருக்கேன்னு இங்கே எப்படா வந்தா ரவுண்ட் அடிச்சு இங்கே வந்துட்டா இருக்கேன் இவன் விடக்கூடாது இவன் விடக்கூடாது இவன் விடக்கூடாது கண்கட்டி வித்தியெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான் அஜிச்சோ அது லைட்டாக எழுந்து அப்பா ஐயோ என் குசும்பு தடத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டாலே குசும்பு தடத்தை கண்டுபிடிச்சிட்டாலே சரி இப்போ பாரு இப்போ பாரு இப்போ பாரு இது நான் இதில் வந்து ஏறி அடிக்க முடியுமான்னு தெரியலையே அஜிச்சோ இதில் வெளியே ஏற முடியாத என்ன செய்யறது திருதுன்னு முடிக்க தான் செய்யணும் ஐயோ அங்கே ஓடுறானே அங்கே ஓடுறானே அஜிஜோ ஐயோ ஐயோ இருறா இருறா இருறா இருறா இப்போ அழுத்த மட்டும் போடுறான் அழுத்துடா போட்டு ஐயோ ஐயோ ஓங்கி அழுத்திட்டானே அவன் அழுத்தி விட்டானே அதுக்குள்ளே யாரும் போட்டு அப்படா வேற அப்படா இன்னும் ரெண்டு ரவுண்டு தான் ஜீஸ் இருக்கு ஸோ அந்த ரெண்டு ரவுண்டு ஜீஸ்ட்னா black star of the king அப்படின்னு வந்து காமிச்சிருமா ஓகேவா ஸோ குழுவால் போட்டு வேற லெவலுக்கு மூமெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கும் கொண்டு இருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஓட்டியே கொண்டுக்கிட்டே இருக்கிறோம் ஓகேவா ஸோ நம்ம வந்துட்டு நேர் வெளியில் போகிறது பழக்கமே கிடையாது கேஸ் குறுக்கு வெளியில் மட்டும் தான் போவோம் ஐயோ இந்த இடத்துல வேறு வந்துட்டோமே சரி அந்த பையன் ரொம்ப பயப்படுவான் அந்த குப்பையை பிறகு அவன் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான் ஓகேவா ஸோ அந்த தப்பால் தான் இருக்கும்னு தெரில அதை வந்து எடுத்தே தீர்வேன் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க நம்ம வந்துட்டு அசைவோம் அந்த பாக்ஸில் என்ன கொடுக்கணும் அதை மட்டும் தான் எடுப்போம் அந்த உள்ளே இருக்கும்போது அது எப்படி சொல்கிறது மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது என்னென்ன கன்லாம் கொடுக்கணும் அது மட்டும் தான் நம்ம எடுப்போம் அந்த டப்பாலாம் எடுக்க பழக்கமே கிடையாது அதனால மட்டும் வேற லெவலில் அழுத்துறோம் பார்த்தீங்களா வேற லெவலில் அடிச்சிச்சு அந்த பையன் ஏடபிள்யூ நம்ம தான் அடிப்பேன் அப்படின்னு வந்துட்டு வரோம் ஏட நம்ம வந்துட்டு ஏடபிள்யூ வச்சுட்டு வந்து அடித்தோம்னா அவ்வளோதான் டேமேஜ் கொடுத்து செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் கடை சவுண்டு இதுலேயே ஏறி அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கேன் ஏற முடியலையடோ பதட்டத்தில் எதுவுமே நடக்காது நான் ஒரு நல்ல டேமேஜ் கொடுத்தோன்னே அந்த பையன் பையன் பதட்டத்தில் ரவுண்ட் அடிச்சிட்டான் ஓகேவா ஸோ இங்கே வந்துட்டு ஏறலாமா அப்படின்னு எங்கேயுமே ஏற முடியலையே ரவுண்ட் அடித்து உட்காந்துக்கிட்டே இருக்கான் வெளியே வாடா இன்னும் ஒரு ரவுண்டு தான்டா ஒரு ரவுண்டு ஜெயிக்க விட மாட்டேன் ஆட்டம் வச்சுக்கிட்டு கெத்து கட்டினேன் ஐயோ இந்த ஒரு மேட்ச் தான்டா இருக்கு டோனியை முடிச்சு விடாத ஐயோ ஐயோ இருடா இருடா ஒரு ரவுண்டு தான்டா இருக்கு பதட்டத்தில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்கி பக்கில் என்னமோ காமிக்க வைக்கவா சொம்மிடிக்கிட்டு ஆக்கிற மாதிரி தான் காமிக்குதப்பா பக்கில் வச்ச பாப்போம் பாப்போம் எனக்கு இருடா ஒரே மேட்ச் இருடா இருடா இருடா ஐயோ கடவுளே கடவுளே அடிச்சிடணும் கடவுளே கடவுளே ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ நீ அடிச்சிடறேன்டா நில்லுடா கொஞ்சம் வெயிட்டிங் பண்றா இப்ப பாடுற இப்ப பாடுற இப்போ பாடுற பாடுற அப்புறம் அந்த black star of the king king அப்பாட வேற லெவல்